நண்பர்களே வணக்கம் நம்ம சரவணன் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஐயா நான் வந்து ஒரு அரசு துறையில் பணியாக்கிட்டுருக்கேன் எனக்கு லஞ்சம் வாங்கிறது பிடிக்காது என்னோடய துறையில் வந்து ஒரு உயர் அதிகாரியும் ஒரு இடைநிலை பணியாரனும் தங்கள் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குகிறாங்க எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை இப்போ என்னோடய உயர கொடுக்குற சில சிக்கல்களை நான் எப்படி எதிர்கொள்கிறது அகத்தில் தெளிவு இருந்தும் புறத்தில் எப்படி செயல்படுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் சரவணையா சொல்ல பாருங்கள் இவர் வந்து ஒரு நேர்மையான அரசு பணியாளர் ஆன்மீகத்தில் கூட ஆர்வம் உடையவர் வள்ளலாரோட பக்தர் சைவ உணவு பழக்கம் உள்ளவர் தன்னோட வேலைக்காக லஞ்சமாக பணம் வாங்குறதுலங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறவர் மது பழக்கமும் இல்லாதவர் தன்னோட கடமையை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் இந்த சூழ்நிலையில் தான் இவருக்கு இவரோட துறைக்கு வந்து புதுசாக மாற்றாலை வந்த உயர் அதிகாரி வந்து அவருக்கு மூணு விதத்தில் தொல்லையை கொடுக்குறாரு அவரோட குடும்பத்துக்கு தேவையான நல்ல கடல் மீனை மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் பணி நிமித்தமாக வெளியூர் போகிறப்பெல்லாம் அந்த அதிகாரி கொஞ்சம் மது குடிக்கிறது வழக்கம் அந்த சூழ்நிலை அதிகாரியோட இவரையும் கூட்டிகிட்டு போய் உதவி செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்துகிறாரு இதுக்கு மேலே இந்த அதிகாரிக்கு வர வேண்டிய லஞ்ச பணத்தையும் கூட இவரை வச்சு வாங்கிட்டு வர மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி மூணு வகையில் தொல்லை கொடுத்துட்ருக்காரு அந்த உயர் அதிகாரி இன்றைக்கி இருக்கிற அரசு துறையில் பெரும்பாலும் நம்ம சொன்னது நடக்கிறதெல்லாம் வழக்கம்தான் உயர் அதிகாரி எதிர்த்து இவரால் ஒன்றும் செய்ய முடியாது தானே இந்த ந இவருக்கு நம்ம வச்சிருக்கிற நன் இந்த நண்பர் கேள்வி கேட்டார் அவருக்கு வந்து தான் வச்சுக்கிற கொள்கைக்கு நேராக எதிராக செயல்படுறது மாதிரி தெரியுது எல்லாமே அதனால் ரொம்ப மிகுந்த மன வேதனையில் வேலையை கூட விட்டுட வேண்டியதான புலம்பிக்கிட்டே வந்து தான் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரொம்ப விரக்தியோடு கேட்குறாரு அவருக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இப்போ உயர் அதிகாரிக்கு கீழ்ப்பணிஞ்சு அரசு பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது அதனால் இந்த உயர் அதிகாரி இப்போ கடல் மீனுக்கு பதிலாக மார்க்கெட்டில் நல்லா தரமான ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருந்தா இவருக்கு கொஞ்சம் கூட அதில் வெறுப்பும் கோபமும் வந்திருக்காது ஏன்னா தன்னோட சைவ கொள்கைக்கு எதிராக அவர் செயல்பட வேண்டியதாக வரப்போ மட்டும்தான் இவருக்கு இதை ஏற்றுக்க முடியாமல் போயிடுது காரணம் என்னென்னா இவர் ஒரு நாள் மீன் பக்கத்துக்கு போனதே கிடையாது அவரை போய் இந்த இடத்துல தனக்கு தெரிஞ்சவங்க என்னாச்சும் பார்த்துவிட்டா தன்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வேதனை அடைஞ்சிருக்கார் அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் இவர் சைவ பழக்கம் உள்ளவங்கனால மற்றவங்க எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அந்த இடத்துல இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வேலையில் ஈடுபடுறப்ப உயர் அதிகாரிக்காக தான் பண்ணுறோம் இந்த வேலையை இதில் நமக்காக கொஞ்சமும் கிடையாதுங்கிறத மட்டுமே நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் நம்ம பற்றி மற்றவங்க என்ன நினச்சாலும் சரி அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்தாப்பில் இந்த பணி நிமித்தமாக வெளியூருக்கு போகிறப்ப அந்த அதிகாரி வந்து இவரும் மது இருந்தது கூப்பிட்றாரு இவரும் மது இருந்துற பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாரு வேறு வழி இல்லாததுனால இந்த சூழ்நிலை நம்ம அதிகாரிகிட்ட அமைதியாக இருந்துக்கிட்டு அந்த அதிகாரி மது மருந்து முடித்த பிறகு அவரை கவனமாக அழைச்சிட்டு வந்தால் மட்டும் போதும் வேறு என்ன தான் செய்ய முடியும் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நான் இவர் விரும்பி வரலைன்னா கூட இதனால் தன்னோட கொள்கையை இவர் ஒன்றும் விட்டு கொடுத்துல ரொம்ப அதிகப்படியான செயலை புற செயலில் வந்து அவரை கொஞ்சம் கவனிச்சிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே அந்த அதிகாரிக்கு வர வேண்டியது லஞ்ச பணத்தை கூட இவர் அனுப்பிட்டு போய் வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதில் கூட இவர் அந்த பணத்தை தனக்கோ தன்னோட குடும்பத்துக்கோ ஒரு காசு கூட எடுத்துக்கிறது கிடையாது அதனால் இவர் போய் எந்த இடத்துலையும் அவருக்காக ஒன்றும் லஞ்சம் வாங்கலை அந்த அதிகாரி நேரடியாக பணம் வாங்க முடியுங்கிறனால இவரை வந்து தேவைக்கு பயன்படுத்திருக்கிறாரு இப்போ சொன்ன இந்த மூணு நிகழ்வுகளையும் பார்த்தோம்னா இந்த நண்பரோட விருப்பத்தோட முயற்சினால இங்கே எதுவுமே செய்யலை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவரை அனுசரிச்சுட்டு போய் செஞ்சிட்ருக்காரு அந்த வேலையை இதில் வந்து இவரோட தனிப்பட்ட கொள்கையில் எந்த தவறும் ஏற்பட்டுல யதார்த்த வாழ்வில் சில நடைமுறை சூழ்நிலையில் மற்றவங்க எல்லாரும் தனது கொள்கைப்படி நடந்துக்கிறது இல்லைங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை அனுசரிச்சிட்டு போகிறத மட்டும்தான் இவர் இந்த இடத்துல கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு இப்படி சொன்ன நண்பர் வந்து தன்னோட பணியில் மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாள் பழித்து பார்த்து இவரை பற்றி அந்த அதிகாரி மற்ற ஊழியர்கள் மூலமாக அவரோட நேர்மையையும் கொள்கையை பற்றியெல்லாம் கூட தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அந்த அதிகாரி வந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் மட்டும் எல்லா சூழ்நிலையும் அந்த இவரை நல்லா கவனிச்சுட்டு வர்றாரு அவர் மேலே ஒரு மறுப்பு மரியாதையும் கூட அந்த அதிகாரிக்கு வந்துடுது ஒரு நாள் அந்த அதிகாரி வந்து நம்ம நண்பரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு கீழே பணிபுரிஞ்சால் கூட பண்புலையும் குணத்துலையும் என்னோட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க என்னோடய பழைய செயலுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனோ மேலும் நான் உங்கள் பதவிக்காக தலைமையகத்தில் பரிந்துரை கூட செஞ்சுருக்கிறவங்க சொல்கிறார் இவர் ஒன்றும் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் தன்னோட பதவி உயர்வுக்காகவோ இல்லை தனக்கோ தன் குடும்பத்துக்கோ வேறு எந்த சலுகையும் அந்த உயர் உயரை விட ஒன்றும் எதிர்பார்க்கல அவரோட கடமையை வந்து நேர்மையாக திருப்தியாக செஞ்சுருக்கிறார் அவ்வளோதான் இப்படி இந்த நண்பர் செஞ்சது எல்லாமே தன்னை பற்றி சமுதாயத்தில் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சி கவலைப்படாமல் தன்னோட மனசுக்கு நியாயமானதும் நேர்மையானது பட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டு அது மாதிரி நடந்து வந்திருக்கிறாரு அதுவே அவருக்கு வந்து மிகப்பெரிய வலிமையாக மாறி போச்சு இந்த இடத்துல அதனால் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் மனப்பதட்டமும் இல்லாமல் புற விஷயத்தில் அவரால் தெளிவாக கூட செயல்படுஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இப்போ சொன்னது எல்லாமே எல்லாத்துக்கும் புரிஞ்சுருன்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க துறையில் உள்ள அதிகாரிங்க மற்ற சக ஊழியர்களோட போக்கு அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அதனால் அந்த சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை அனுசரிச்சு போகிறதுனால மட்டும்தான் தன்னோட பணியை அவங்க சிறப்பாக செய்யக்கூட முடியும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தர்ம நியாயத்தை அனுசரித்து நேர்மையாக நடந்துக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது அவங்களெல்லாம் திருத்தி விட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொன்னால் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட முடியாது அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது அதே சமயம் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கவும் தெரிஞ்சுக்கணும் எப்படி பாதுகாத்துக்குங்கிறது அவங்கவுங்க சூழ்நிலையை அவங்கவுங்களே கணித்து இதை அவங்கவுங்க தான் அதை முடிவு செய்ய முடியும் இதில் வந்து இந்த அகத்தெளிவுங்கிறது நம்மளோட மனசை புறக்கணிக்கிறது மட்டும்தான் அதுக்கு வந்து யாரோட உதவியும் தேவைப்படாது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் புறத்தில் வந்து நம்ம பலரோட இணைஞ்சு எல்லா விதமான காரியத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட எல்லா செயலையும் சிறப்பாக கூட செய்ய முடியுது நம்ம குடும்ப உறுப்பினர் நண்பர் உறவினர் சக தொழிலாளர்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தன்னோட இயல்பு இருந்துட்டு தான் இருப்பாங்க அகத்தெளிவு பெற்ற நம்ம தான் மற்றவங்களோட இயல்பையும் ஏற்றுக்கிட்டு இங்கே சிறப்பாக செயல்படணும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையை செஞ்சு விடலன்னு சொல்லிட்டு குரல் கூட சொல்லுது அதை நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களையும் நம்ம பொறுத்து ஏற்றுக்கிட்டு அவங்க மனசு வெக்கப்படுற அளவு ரொம்ப நல்லா செயலை செய்யணும்னு சொல்லிட்டு வள்ளூர் கூட சொல்கிறாரு இதுவே காலத்தால் மாற்றத்தை கூட ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அகத்தில் புறப்பணிப்போம் புறத்தில் முடிந்த வரைக்கும் அனுசரிப்போம் நன்றி வணக்கம்